Thank you. അഞ്ചെഴുത്ത് മന്ദിരം ഓം നമ ശിവായവേ ബ്രഹ്മമാവി മന്ദിരം അമ്മയപ്പൻ മന്ദിരം അഞ്ചെഴുത്ത് മന്ദിരം ഓം നമ ശിവായവേ ഓം നമ ശിവായവേ ഓം നമ ശിവായവേ ഓം നമ ശിവായ அந்த மௌனமாக ஜோதியான தக்குவன் ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே பச்சருக்கும் பொன்னியன் அஞ்சை உண்ட தென்னவன் தஞ்சமென்ற தொண்ட தம்மை தாங்கிடும் தயாபரன் கண்ணீரைந்த காதலன் எண்ணீரைந்த கோடியன் ஆளும் எம்பிரான் எந்தையாகும் நல்லவோ ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே வந்து மற்ற ஏழையர்க்கு சொந்தமான அன்பனா மந்தமான பிரம்மமாதி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே பிரம்மமாதி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே Obrigada.